போடுவாங்க இல்ல சண்டை எல்லாம் வராது ஆத்தா பாட்டு போடுறப்ப சாமி ஆடுவாங்க அது வேணா நடக்கும் சண்டை எல்லாம் வராது சரி ஒரு பாட்டு போடுங்க ரெண்டு பாட்டு எப்படி நல்லா இருக்கு ஏய் பாட்டை மாத்துக்கடா